ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா நாம் இப்போது பஸ்கின் அண்ட் ராபின்ஸுக்கு வந்திருக்கோம் நியூ ஜெர்சியில் அதை நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் பஸ்கின் அண்ட் ராபின்ஸ் நாம் இப்போ என்ட்ரி கொடுக்குறோம் ஏடிஎம்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் மாதிரி இருக்குது சின்ன சின்ன கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ்லாம் இருக்கும் தேவைப்பட்ட கேஷ் ட்ரா பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இங்கே எப்படி வந்து ஃபோன்பே அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே செல் இருக்குது செல் பண்ணி விடலாம் கடையில் Yeah, me too. இங்கேயே ஆர்டர் பண்ணிப்பேன் இந்த சேட் இந்த இதுலேயே ஸ்க்ரீன்லேயே ஆர்டர் பண்ணிப்பேன் சேட் ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணி பிக்கப் பண்ணிப்பேன் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் மேங்கோ வித் கேரமல் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நமக்கு கிடைச்சிருக்கு தேங்க்யூ நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஹாய் சொல்லி டோனட்ஸ் நம்ம டோனட்ஸ் ஆமா வாங்கியிருக்கோம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இதோ என் கூட என்னோட தம்பி வெங்கட் இருக்காப்புல ஹாய் சொல்லு ஹாய் <laughs> கருத்து சூப்பரா ஏதாவது கருத்து நம்ம மக்களுக்கு ஏதாவது என்ன கருத்து நல்லா அரவிந்தோட சேனல் பண்ணுங்க அப்புறம் வந்து என்னது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க <laughs> சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு நாம் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் bye till then bye from Aravind